Thank you. புக்ஸில் இது மாதிரி ஓஷோ எல்லா புக்கையும் படிச்சவங்க இருக்காங்க நிறைய புக்ஸ் படிச்சவங்க கூட அந்த ஒரு சின்ன விஷயம் புரிய மாட்டேங்குது என்ன சொல்றது மரண பயத்தை நான் எப்படி இப்போ நல்லா சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் நல்லா படிச்சிருக்கேன் எல்லாமே பண்றான் ஐயா அதுவும் வரான் ப்ளஸ் ஆனா அந்த ஒரு சின்ன விஷயம் சொல்றான் அந்த மரண பயத்தை என்னால வெளில வந்திருக்கான் இதை பெரியவங்களுக்கும் இருக்கு ஒரு இதான் ஐயா சங்கீதம் அவருக்கு ஐயா நம்ம பேட்டி போட்டுருக்காருல்ல அவரு அவரோட பேட்டியில சொன்னார் அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இல்லை எதாக இருந்தாலும் அடுத்த இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த மரண பயத்தை எதிர்கொள்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா அது எங்கும் வயசானவங்க எல்லாம் பயிர் கிடச்சிருச்சு எனக்கு சொல்லவா மரண பயத்தை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா மனித குலத்தின் மிகப்பெரிய விடுதலை மரணம்ன்ற நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் சௌரியம் ஒரு தனி மனித வாழ்க்கையோட மிகப்பெரிய விடுதலை எதுன்னு கேட்டால் மரணம் தான் என்னங்கய்யா ஏன்னா எது தப்பாக சொன்னால் சொல்லுங்கள் எதாவது சொல்லுங்கள் என்னங்கய்யா இல்லை அதெல்லாம் நீங்கள் எஃபர்ட் அதெல்லாம் ஆனால் இது வந்து சௌரியம் இல்லையா ஒரு தனி மனிதனுடைய மிகப்பெரிய விடுதலை என்பது மரணம் என்றதை நீ புரிஞ்சுட்டா எவ்வளோ சௌரியம் ஏன் இப்போ உங்களுக்கு புரியலையா அதை ஏற்றுக்க முடியல தான் அங்கே பிரச்சனை இப்போ உபத்து புரிதல் இல்லை அதாவது அந்த வார்த்தை புரியுது அதனால ஏற்றுக்க முடியலை ஏற்றுக்கங்க விடுதலை அடைஞ்சிருவீங்க ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க ஏங்க அப்போ உங்கள்கிட்ட பதில் இருக்குல்ல நீங்க எது அவங்கள பத்தி உங்களை பத்தி கவலை பண்ணுங்க இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த விஷயம் புரியுதா இல்லையா அதுதான் அது இல்லை நீங்கள் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாதீங்க இதை மாதிரி நீங்கள் தெளிவாக வெளியே வாங்க ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு கவலைப்பட்டீங்கன்னா அது ஒரு லாக் ஆகிடுது ஏன்னா நீங்கள் வாழ்வது உங்களுக்கு வேண்டியா மற்றவங்களுக்கு வேண்டியா இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை அவங்க பிளான் பண்ணி அவங்க அப்படி தான் பேச முடியும் செய்ய செயல்பட முடியும் அவங்க திட்டமிட்டு செய்யலை அவங்க அப்படி தான் இயங்க முடியும் உலகத்தில் இப்போ நான் அப்படி தான் பேச முடியும் புரியுதுங்களா இப்போ என்ன வந்து நீங்கள் என்ன இப்படி இந்த சேனலில் தான் நான் கண்டென்ட்டு தான் நான் பல வார்த்தைகளை பேசிகிட்டு இருப்பேன் இதை நான் பிளான் பண்ணி பேசுகிறதுல நான் என்ன என்னால் இப்படி தான் செயல்பட முடியும் சர்க்கஸ் கோமாளி கோமாளியாக தான் இருக்க முடியும் கதாநாயகனாக ஆக முடியாது ஒரு நேர்மையானவன் ஒரு ஒழுக்கமானவன் ஒரே ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கான் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் கல்யாணம் எந்த விதத்துலையுமே ஒரு எனக்கு இதில் சில கேள்விகள் இருக்குது நேர்மையானது நீங்கள் எதை நினைக்கிறீங்க நான் அதை கேட்பேன் ஒழுக்குன்றது எதை நினைக்கிறீங்க ஏங்க மனசுக்குள்ளே எல்லா சட்டையும் பண்ணுறீங்க வெளியே தெரிலன்றக்காண்டி நீங்கள் யோகியமா என்னங்கய்யா ஐயா நான் எதுவும் தப்பாக சொல்லலையா இப்போ நான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நான் ஒழுக்கமானவன்றது எதை அளவுகளாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஒழுக்கமானவன் இல்லை இந்த மாதிரி உங்களை வச்சு சொல்லுங்கள் இல்லைங்கய்யா நீ உங்களை வச்சு சொல்லுங்கள் நீ அடுத்த வந்து தப்பிக்க அடுத்த அளவுக்கு பாயசம் தேடாதீங்க முதல்ல உங்கள் உங்களுக்கு பாயசம் வச்சான்னு கேளுங்க ஏன்னா இப்போ இல்லைங்கய்யா ஐயா இங்கே பாருங்கய்யா நீங்கள் ஐயா முதல்ல சொன்ன அகத்தில் வரதை நீங்கள் மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க புறத்தில் நான் வந்து வாயா போயேன்னா அதுக்கு சிக்கல் தானே அப்போ நான் தப்பு பண்ணுறேன் புறத்தில் வந்து வாங்க போங்கன்னு பேசுகிறது சரியாக இருக்கும் ஆனால் அகத்தில் வந்து வந்து உனக்கு சேட்டை பற்றியா என்ன கேள்வி கேட்குறேன்னு நான் என்ன வேணால் யோசிப்பேன் எனக்கு அது உங்களுக்கு அதுக்கு எவனுக்கு பாதிப்பு இல்லை இல்லை ஓகேவா ஆமாம் ஆனால் உனக்கு வந்து இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவை உனக்கு அடுத்த இல்லை பாயசம் கேட்க உன் இலைக்கு பாயசம் வர்றதுன்றது அடுத்த பாயசத்தை கேட்டுட்டு இருக்கேன் தொலைச்சி போடுவாங்கன்னா அதை காமிக்க மாட்டேன் ரைட்டுக்கலாம் இது வந்து இதுதான் நம்ம வந்து ஆளுமை அப்போ இது என்ன இது நான் சொல்கிறேன் எதையுமே நீங்கள் ஆள்ட்டுக்கு யாருக்கு வண்டி கவலைப்படாதீங்கன்றேன் முதல்ல ஏன்னா ஒரு பிள்ளையை பெற்றுக்கணுன்ட்டு நீங்கள் கல்யாணம் இல்லை உங்களோட நோக்கம் வேறு விளைவு வேறையாக இருக்குது அதுக்கே நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்க அது தானாக வரும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு உயிரை கொண்டு வருதுன்னா அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கிட்டு தான் வெளியே கொண்டு வருது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்காங்கன்றேன் நீங்கள் ஏன் அடுத்தவங்களோடய கவலைப்படுறீங்க நீ மேலே உங்களுக்காண்டி கவலைப்படுங்க நானே இந்த வாழ்க்கையில் எவனோ தள்ளி விட்டு போயிட்டான் இதை நான் கடந்து போக வேண்டிய தேவை இருக்குன்றதுக்காண்டி உங்களை பற்றி நீங்கள் யோசிங்கன்றேன் என்னங்கய்யா நான் உங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி பெத்த பிள்ளை அடுத்த நபருக்கு இங்கே வேலை இல்லை உங்களை பற்றி யோசிங்க ஐயா இப்போ நான் வந்து இந்த பூமிக்கு வந்து என்ன ஏனோ தள்ளி விட்டான் நான் விருப்பமே இல்லை அடிப்படையாக இங்கே கோளாறு இருக்குது என்னோடய விருப்பத்துக்கு மாற நான் பூமிக்கு வந்துட்டேன் அப்போ அங்கேயும் சுயமரியாதை சுயமரியாதை அடிபடுது ஒரே ஒரு ஆறுதல் நான் தொண்ணூத்தொம்பது லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது இன்னொரு உயிரை அழிச்சிட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கேன்றப்ப அந்த ஆற்றல் புரியும் போது என் மேலே மதிப்பு வருது ரைட்டா இப்போ நான் வாழ்ந்தாகணும் அப்போ எனக்கு தேவை என் கால்களுக்கு ஐயா போன்ற கருத்துக்கள் தான் எனக்கு உணவு அப்போ விடுதலை உணர்வு தான் உணவு விடுதலை உணர்வு தான் உணவு இதை புரிந்த பிறகு எனக்கு என்ன கவலை புரிஞ்சிருச்சே எனக்கு ரைட்டுங்களா இதை புரியத்தான் நான் இவ்வளோ தூரம் உங்கள்ட மல்லு கட்டுறேன் எங்கள் அப்பா அம்மாட்ட நல்ல பிள்ளை ஒழுக்கன்றேன் ஒழுக்கம் இல்லைன்றேன் சினிமா பார்க்குறேன் அவனை பிடிக்குது இவனை பிடிக்குது எல்லா புண்ணாக்கும் இந்த புண்ணாக்கு தான் <laughs> என்ன ஐயா எல்லா விஷயமும் இது இந்த இதை வந்து அடையத்தான் இவ்வளோ வேலை பண்ணுறோம் அடைஞ்ச பிறகு அதை நன்றியோடு பார்க்குறோம் ரைட் நான் இங்கே வர்றதுக்கு நீ எல்லோரும் எனக்கு வந்து உணவாகவும் உணர்வாகவும் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அந்த பிரதிபலனா வந்து நான் மக்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்க போகிறேன் அவ்வளோதான் இது என்னங்கய்யா வெளியே வந்துட்டீங்களா அதாவது நான் ஒரு விஷயத்து வரேன் எப்போ விடுதலை உணர்வு வந்துச்சோ மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய விடுதலைக்கான பேஸ்ன்னு புரிஞ்ச பிறகு நோயின்ற வார்த்தையே எனக்கு தடையாக இருக்குது அது ஏன் நோயின்னு பார்க்குறீங்க அது விடுதலைக்கான கீ தானே அது டூல் தானே அது வந்தால் வந்துட்டு போகுது ஏன்னா உங்கள்கிட்ட தப்பிச்சு செத்து போயிட்டா நான் உங்கள்கிட்ட இந்த கேள்விக்கு தப்பிக்கிறேன்ல எனக்கு எந்த எந்த கவலையும் இல்லைல்ல எவனுக்கும் பொறுப்பு இல்லை உங்களுக்கு தான் பொறுப்பு நான் எப்படி அடக்க முடியுன்ட்டு எரிக்கணுமா இருக்காது ஐயோ போயிட்டு நம்ம அப்படி இப்படி வாழும்போது இந்த வாழ்க்கை வாழத்தான் இதுதான் வாழ்க்கை கொண்டாட்டம் அதாவது செத்து அடையக்கூடிய இன்பத்தை சாம அணிஞ்சிட்ருக்கோம் இல்லையா <laughs> எப்பேற்பட்டாலும் நம்ம எவ்வளோ பெரிய கிருத்தவம் பிடிச்சவங்க அம்மா ஓகேவா <laughs>